கே கே தமிழ் டெக் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கலைக்கண்ணா இது உங்கள் சேனல் நினைக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூப் பிளேலிஸ்ட்டை எப்படி டவுன்லோடு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் என்னோட அப்டேட்டை உடனுடன் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க இன்னைக்கான வீடியோவை பார்க்கலாம் முதல்ல யூடியூப் பிளேலிஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் யூடியூப் பிளேலிஸ்ட்னா உங்களுக்கு பிடிச்சத ஒரு பிளே ஒரு பிளேயரில் வச்சு ரன் பண்ணுறது தான் பிளேலிஸ்ட்னு உங்களுக்கு தெரியும் அது போல தான் யூடியூப்லேயும் ஒரு டெக் சேனலாக இருக்கட்டும் அந்த டெக் சேனலில் பல கேட்டகரியில் பல வீடியோ போடுவாங்க ஸோ அது குழப்பமா இருக்கக்கூடாதுன்றதுனால ஒரு தான் கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேமை பற்றி அது ஒரு பிளேயரா கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு சாஃப்ட்வேர் பற்றி சொன்னால் அந்த சாஃப்ட்வேர் பற்றி ஒரு பிளேயராக கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அதுதான் பிளேலிஸ்ட் சொல்லுவாங்க ஸோ அந்த பிளேலிஸ்ட் வீடியோவை ஒரே கிளிப்ல சிங்கிள் கிளிப்ல இப்படி டவுன்லோட் பண்றதும் பார்ப்போம் நான் உங்களுக்கு கீழே ஒரு சாஃப்ட்வேர் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த சாஃப்ட்வேரை போயிட்டு செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிங்க அந்த சாஃப்ட்வேரோட பேர் தான் ஃபோர் கே வீடியோ டவுன்லோடர் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணீங்கன்னா இது போல தான் இருக்கும் ஸோ உங்கள் உங்கள் பிளேயர் லிங்கை காப்பி பண்ணி அதில் பேஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோடு பிளேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளேயர் எத்தனை எப்படி இருக்கோ அது ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிட்ட பிறகு உங்கள் வீடியோக்கான ஃபார்மேட் கேட்கும் அப்புறம் உங்கள் ஆடியோ வேணுமோ வீடியோ வேணுமான்னு கேட்கும் உங்கள் வீடியோக்கான குவாலிட்டி கேட்கும் டென் எயிட்டி குவாலிட்டி ஹை குவாலிட்டியில் நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன் ஸோ அது டவுன்லோட் ஆகுது நான் பாஸ் பண்ணி போடுறேன் வாஸ் டவுன்லோட் ஆகிடுது அந்த பிளேயில் இருக்க மொத்த வீடியோவும் டவுன்லோட் ஆகிடுது இந்த டிவைசஸில் இந்த பிளேலிஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த டிவைஸில் உங்கள் பிளேலிஸ்ட் லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணி என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிளேலிஸ்ட்டில் எத்தனை வீடியோ இருக்குன்னு ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிட்ட எத்தனை வீடியோ இருக்குன்னு நாங்கள் காட்டும் ஸோ அதில் எந்த வீடியோ வேணும்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பேட் நியூஸ் என்னன்னா நீங்கள் வந்து சிங்கிள் கிளிப்பில் டவுன்லோட் பண்ண முடியாது இதை ஒரு ஒரு வீடியோவை தான் டவுன்லோட் பண்ண முடியும் அதில் எம்பி ஃபோர் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ஆகும் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் சேவ் லிங்காஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ டவுன்லோட் ஆகும் இருக்கும் அதில் உங்கள் வீடியோக்கான டைட்டிலையும் ஃபார்மேட்டை மாற்ற வேண்டியிருக்கும் வீடியோக்கான டைட்டிலை எது ஒன்று வச்சுக்கோங்க ஃபார்மேட் வந்து ஹெச்டிஎம்எல்லாம் இருக்கும் அதை பாட்டு எம்பி போர் கொடுத்து டவுன்லோடு செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தெரியப்படுத்தினா ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்